அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம் bank nifty future one minute chart பார்க்குறோம் இந்த சார்ட்டில் நம்ம என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுது ஜென்ரேட் ஆகிற கால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்ம டெய்லி அனலைஸ் பண்ணுறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுத்து ட்ரேடிங் போயிட்டுருக்கு ஸோ இந்த மொமெண்டம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் சுச்சுவேஷனில் இருக்குது அப்படியே இந்த கேப் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பைக்காலாக சேஞ்ச் ஆகும் மீன்வெல் இந்த டைமிங் கேப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த வீக்கோட இன்றைக்கி ஏன்னா ஃப்ரைடே ஸோ மண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் ஃபஸ்ட்டு என்ன கால் வந்துச்சு வந்த கால் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணுறோம் ஏன்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு கால் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் ஒரு கால் தொடர்ச்சியாக நல்லா பண்ணாலே போதும் நம்மளால் ஒரு மந்த் எண்டில் நல்ல ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணிக்க முடியும் ஸோ அந்த கான்செப்டில் தான் நாங்கள் எப்பயுமே ஸ்ட்ராட்டஜி ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அதுவும் இல்லாமல் ஈக்விட்டி மார்க்கெட் பார்த்திங்கன்னா மார்னிங் மார்க்கெட் நல்லாவே வந்து மூவ் பண்ணும் ஸோ இந்த மார்னிங் மார்க்கெட்டில் இந்த வாரத்தில் கால் எப்படி கிடச்சிருக்கு அது எப்படி மூவ் பண்ணியிருக்கு அப்படின்றத ஒரு ஷார்ட் வீடியோவாக பார்த்துட்டு வந்துடலாம் அடுத்து இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்திங்கன்னா மண்டே செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒன் மினிட்ல நைன் சிக்ஸ்டீனுக்கே பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆச்சு sell call thirty nine thousand hundred and eleven அது வித்தின் ஒன் மினிட்லேயே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்து ஃபஸ்ட் டாரட் அடுத்து ஒரு நைன் டுவெண்ட்டிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் டாரட்டையும் பிரேக் அவுட் பண்ணி நல்ல மொமெண்டம் கொடுத்துச்சு அடுத்து இது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி செவன் அதாவது டியூஸ்டே டியூஸ்டே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒன் மினிட்ல நமக்கு பைக்கால் கிடச்சிச்சு thirty eight thousand eight hundred and thirty three அதான் என்ட்ரி பாயிண்ட்டாக இருந்துச்சு அதுவும் நமக்கு த்ரீ மினிட்ஸில் ஃபஸ்ட் டாரட் அடுத்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் செகண்ட் டாரட் அச்சீவ் பண்ணியிருக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் வெனஸ்டே அதுவும் மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒன் மினிட்ல நமக்கு ஒரு செல் கால் ஜெனரேட் ஆச்சு இது எல்லாமே ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து நடந்ததை பார்க்குறோம் ஆனால் நாங்கள் இது லைவ் வீடியோவாக அன்னைக்கு அன்னைக்கே அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் நீங்கள் சேனலில் போயிட்டு பார்க்கலாம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் இதான் சேனல் நேம் ஸோ இது பார்த்திங்கன்னா நேற்று September twenty nine market open ஆகிட்டு ஒன் மினிட்ல பைக் கால் கிடச்சிச்சு ஆனால் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு தான் டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணுச்சு ஸோ டெய்லி நமக்கு இந்த சுச்சுவேஷன் வராது டெய்லி நமக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன ஒன் மினிட்டில் கால் கிடைக்காது ஏன்னா இன்றைக்கி சுச்சுவேஷன் அப்படி இல்லை இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஃபார்ட்டி ஆகுது நமக்கு நைன் ஃபிஃப்டீன்லேருந்து தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் பேரிஷ் மொமெண்டம் தான் சேஞ்ச் ஆகவே இல்லை இப்போ லாஸ்ட் ஒரு டூ கேண்டில் நல்ல ஒரு பாசிட்டிவில் க்ளோசிங் அதனால் அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆனதில் நமக்கு பையிங் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகிருக்கு அதை நமக்கு இந்த சார்ட் எப்படி இன்டிமேட் பண்ணுதுன்னா க்ரீன் கலரில் ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு buy at thirty seven thousand eight hundred and fourteen point சிக்ஸ்டீனு என்ட்ரி பாயிண்ட் கொடுத்துருக்கு மேலே இருக்க green colour line target line first target பார்த்தீங்கன்னா thirty seven thousand nine nought zero nine அதாவது நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது நமக்கு இந்த நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபியூச்சரில் எப்படி மூவ் பண்ணுது இது எப்படி டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்றத நம்ம ரொம்ப வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இல்லைன்னா இந்த மொமெண்டம் சேஞ்ச் ஆகுதான்றதையும் நம்ம பார்க்கலாம் எவ்ரிடே இந்த சார்ட்டில் நமக்கு இதே மாதிரியே தான் கால் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் எப்படி இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அதே மாதிரி சார்ட்டை ஓப்பன் பண்ணுவீங்க நைன் ஃபிஃப்டீனுக்கு ஓப்பன் பண்ணி வச்சு பார்த்துட்ருப்பீங்க இப்போ நமக்கு நைன் ஃபார்ட்டிக்கு கால் வருது இப்போ வரைக்கும் பார்த்துருப்பீங்க ஒன்ஸ் கால் ஜென்ரேட் ஆனோன்னா உங்கள் ப்ரோக்கர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதில் வர என்ட்ரி பாயிண்ட்டில் ஆர்டர் போட போகிறீங்க நீங்கள் ஃப்யூச்சர் ட்ரேடர்னால் இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம் ஆப்ஷன் ட்ரேடர்னா ஒரு கால் ஆப்ஷன் எந்த ப்ரீமியம் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுதோ அதை வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணிக்கலாம் நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிக்ஸ் மினிட்ஸ்லேயே first order range break out ஆயிருக்கு ஃபஸ்ட்டு த்ரீ மினிட் பாருங்கள் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிட்டக்க ட்ரேடிங் போனது ஆறாவது கேண்டிலில் டார்கெட் ஒன்று அச்சீவ் பண்ணி ஹண்ட்ரட் பாயிண்ட் மொமெண்டம் கொடுத்துருக்கு அடுத்து இப்போ எயித் கேண்டில் பாருங்கள் இன்னமும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இது ஆல் த வே ஒரு தேர்ட்டி செவன் எயிட் சிக்ஸ்டிலேருந்து நைன் சிக்ஸ்டியையும் தாண்டி ட்ரேடிங் போது ஹண்ட்ரட் பாயிண்ட் மொமெண்டம் சிங்கிள் கேண்டிலில் கொடுத்துருக்கு வித்தின் மார்க்கெட் நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே ரெண்டு டார்கெட்டையும் அச்சீவ் பண்ணி தேர்ட்டி எயிட் தௌசண்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு ஃப்யூச்சர் சார்ட் பார்த்துட்டோம் இப்போ நம்ம ஆப்ஷன் சார்ட் பார்க்கலாம் ஃப்யூச்சரில் நமக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் ஃபஸ்ட் டாரட் கிட்டக்க ட்ரேடிங் போகுது ஸோ டேரெக்டாக ஒரு ஆப்ஷன் சார்ட்டில் அப்ளை பண்ணிங்கன்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும் ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எயிட்டி சிக்ஸில் பைக்கால் ஜென்ரேட் ஆனது நமக்கு வந்து செவன் செவன்ட்டி ரேஞ்ச் வரைக்கும் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ